வணக்கம் crude oil one minute chart Jan seventeen Tuesday market ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் நம்ம சிக்னல் அனலைஸ் பண்ணுறோம் இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வரும் செல் சிக்னல் ஜெனரேட் ஆயிருக்கு so red colour candle open ஆகிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஜெனரேட் ஆகுது இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மார்க்கெட்டில் புதுசாக நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவீங்க எக்ஸ்பர்ட்டாகவும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவீங்க இதில் இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லும் அடுத்து ஒரு சின்னதாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சார்ட் இதை ஆட்டோமேட்டிக்காக அதுவே அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் மாதிரி ரொட்டேஷனில் ஜெனரேட் ஆகிட்டே வரும் இது ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் பேஸ் பண்ணி ஒன் மினிட் சார்ட்டில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் மார்னிங் மார்க்கெட் நம்ம கமாடிட்டி பண்ணுறதில்ல ஒன்லி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கமாடிட்டி வந்து குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக தான் ஃபாரின் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த டயத்தில் நமக்கு ட்ரேட் பண்ணும்போது தான் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் நல்லா கிடைக்கும் ஸோ மார்னிங்கில் ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காது நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஈக்விட்டியில் தான் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ ஆக்சுவலி பேங்க் நிஃப்டிக்கும் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் சேனலில் போயிட்டு அதை செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் இப்போ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு செல் கால் வந்திருக்கு சிக்ஸ் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு செல் கால் வந்திருக்கு ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டு கால் ஜென்ரேட் ஆன அதே இடத்துல மார்க்கெட் வந்து நிற்கிதுங்க அந்தளவுக்கு ஸ்லோ மூமெண்ட் இருக்குது இதுலேயும் நமக்கு வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி இப்போ செல்லு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது அப்படியே ஒரு ஸ்லோவாக மூவ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸு கொஞ்சம் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது மார்க்கெட் டக்குன்னு ஏறுற மாதிரி இருக்கும் அப்புறம் இறங்கும் இறங்குற மாதிரி இருக்கும் ஏறும் ஸோ இதை உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நல்லா ஒரு பேசிக் ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டு உங்களுடைய என்ட்ராடே பண்ணலாம் அதுக்கு இந்த டூல் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் டேரெக்டாகவே உங்களுக்கு கால்ஸ் கிடைக்கும் ட்ரெண்டும் வந்து இப்போ என்னன்றதையும் சொல்லிடும் இதை வச்சு ஒரு ஐடியா இருக்கும் ஓகே ஆல்ரெடி மார்க்கெட் அங்கேயே செல் கால் இறங்கி நமக்கு நல்லா டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இதுக்கு மேலே இறங்கினாலும் தான் இறங்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நீங்கள் நியூ காலுக்கு கூட வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டூல் வந்து வந்து லைவாக வந்து ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்களே அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் க்ரூட் ஆயில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சார்ட் ஓப்பன் பண்ணி உட்காரலாம் இல்லை பேங்க் நிஃப்டி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு அதில் வர கால்ஸ் பார்த்துட்டு அந்த கால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ